வணக்கம் நான் ஆர்ஹி சான்சி ராஜேஷ் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இணைய வழி கல்வி மாணவர்களுக்கு சுகமா சுமையா ஆக்கம் தரும் அகிம்சை அழகு நிறை அமைதி வெற்றி வாய்மை இத்தனை ஒரு சேரப்பட்ட காந்தி வேர்ல்ட் ஃபவுண்டேஷன் பெருமையுடன் நடத்தும் அடுத்த தலைமுறையிடம் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்காக உலகளவில் நடக்கும் இம்மாபெரும் தேடலின் இரண்டாம் சுற்றை எட்ட வைத்த இறைவனுக்கும் காந்தி உலக மையத்திற்கும் என் வாழ்விற்கும் என் வாதத்திற்கும் உயிர் கொடுத்த கொடுத்து கொண்டிருக்கிற ஏற்றுமிகு நடுவர்களுக்கும் நன்றி கூறி இணைய வழிக்கல்வி மாணவர்களுக்கு சுகமா சுமையா என்ற தலைப்பில் சுமையே என்று வாதத்தோடு பேச போகும் நான் பதனின் அவர் ஜீவன் சிபிஎஸ்இ e பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவி என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழுமுயிருக்கு அதாவது எண்ணும் எழுத்தும் கண்ணுக்கு சமம் என்று அன்றே கூறிவிட்டார் வள்ளுவ பெருந்தகை காரணம் மனித குலத்திற்கு அறிவு வெளிச்சம் தருவது கல்விதான் ஆனால் இன்றைய இணைய கல்வியோ இருக்கும் கண்களை குருடாக்கிய பின்புதான் அறிவு கண்களை திறக்கும் என்பதில் எள்ளளவு மையமில்லை தனித்திரு விழித்திரு வீட்டிலிரு கூடவே இணையத்தோடு இதுதான் இன்றைய இணைய கல்வி பள்ளிக்கூடத்தில் பாடி ஆடி ஓடி மகிழ்ந்த குழந்தைகளை முடக்கிவிட்டது இந்த விர்ச்சுவல் எஜுகேஷன் இது இன்றைய காலகட்டத்தின் கட்டாயமானாலும் சமூக மைய நீரோட்டத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் இது சுமையா இல்லை சுகமா இந்நிலை தொடர்ந்தால் பாதிக்கப்படுவது எங்கள் உடல் மட்டுமா இல்லை எங்கள் மனமும் தான் மன மரணங்கள் அதிகரிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று பள்ளி சென்றும் அதிகாலை குளியல் காலை வேகம் பல கோடி உடற்பயிற்சிக்கு சமம் கைபேசியை தொடக்கூட நேரம் இல்லை மாலையில் வந்தால் சிறிது ஓய்வு சிறிது நேரம் கைபேசியில் விளையாட்டு அதற்கு மேல் விடுவார்கள் அப்பெற்றோர் கண்டிப்பிருந்தது மீண்டும் படிப்பு நாலஞ்சே இணைய கல்வியில் கையெடுக்காம தாம் கைபேசியை கையிலேயே வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் ஜூம் மீட் கூகுள் மீட் வகுப்போடு முடியாது மீண்டும் படிக்க வேண்டும் வீடியோ பார்த்து அசஸ்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்து பார்த்து புத்து போயின கண்கள் ஆயினும் ஆசிரியர் மாணவர் உறவு கேள்விக்குறி எங்கள் முகதலனத்தை பார்த்ததற்கு பதில் தந்த ஆசிரியர்களின் அறைவுரையும் அதற்றலும் எங்கே போயிற்று எங்களோடு உறவாடி உரையாடி பழக்கப்பட்ட எங்கள் இரண்டாம் பெற்றோராம் ஆசிரியர்கள் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்யூச்சோ மொபைல் என்று கூறி உரையாடத் தொடங்கினால் கேட்பதோ ஒவ்வொரு வீட்டு பெரியவர்களின் குரலும் குழந்தைகளின் அழுகுரலும் நாய்க்குரைக்கும் சத்தமும் கோழிக்கூவும் சத்தமும் தான் உண்மையாகவே கோழியா இல்லை குறும்பமானவரின் காலர்டியூனா என்று கூட தெரியாது ஒழுக்கம் மரியாதை உறவு சிரிப்பு அன்பு விளையாட்டு எங்கே தேடுவோம் இவற்றை இணையத்தில் இன்னும் பெரிய சவால் என்றவென்றால் இணையதள வசதி ஆசிரியருக்கு நெற்றில்லை என்றால் அன்று வகுப்பே முடிந்தது இல்லை என்றால் அவன் வாய்ப்பு பறிபோயிற்று இரண்டு மூன்று பிள்ளைகள் இருக்கும் வீட்டை யோசித்து பாருங்கள் அங்கு நெட்டுக்கும் கைபேசிக்கும் திண்டாட்டம் தான் வேலைக்கு செல்லும் பெற்றோர் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பினால் நிம்மதியாக செல்வார்கள் இன்று பெற்றோர் பணியில் பிள்ளைகள் வீட்டில் கையில் இணையும் என்ன பார்ப்பார்கள் என்று யாருக்கு தெரியும் ஒழுக்க கேட்டி நசுவாரம் இதுதான் கண்டிக்க யாரும் இல்லையே பெற்றோரும் இல்லை ஆசிரியரும் இல்லை பெற்றோர் பேச்சை பெரும்பாலானோர் கேட்பதும் இல்லை நல்ல ஆசிரியர்களின் கைகள் கட்டப்பட்டுள்ளது எப்போது நல்ல ஆசிரியர்களின் கைகள் கட்டப்பட்டு விட்டதோ எதிர்கால குற்றவாளிகளின் கைகள் அவிழ்க்கப்பட்டு விட்டது சமூக அமைதி சீர்குலைந்து போகும் இது சுமையா இல்லை சுகமா சுய கட்டுப்பாட்டும் சுய வழிகாட்டும் இல்லை என்றால் சுடுகாடுதான் இந்நிலை தொடர்ந்தால் இனி வரும் பிள்ளைகள் பேச்சற்றவர்களாக அதாவது நாம் என்று கோமாளி படத்தில் பார்த்தது நம் வாழ்விலும் நிஜமாகி விடலாம் உடன் பயில்வோரையும் ஆசிரியரும் இயந்திரமாக பார்ப்பார்கள் நாங்களாவது இரு சூழலையும் அனுபவித்தோம் வகுப்பு தொடங்கும் நேரம் வரை தூங்கிவிட்டு அப்படியே போய் உட்கார்ந்தால் கவனிக்கவா தோற்றும் பள்ளி என்ற மூன்றெழுத்தில் சேர்ந்தோம் பாடம் என்ற மூன்றெழுத்தில் கற்றோம் நினைவு என்ற மூன்றெழுத்தில் பிரிந்தாலும் நினைவு என்ற மூன்றெழுத்தில் பிரிந்தாலும் வாழ்ந்திடுவோம் என்ற ஆட்டோகிராஃப் வரிகளின் அர்த்தம் புரியுமா இணையவழி கல்வியில் மொத்தத்தில் சொல்ல போனால் எங்கள் உறவை சரித்த விளையாட்டை தடுத்த ஆரோக்கியத்தை கெடுத்த இணையவழி கல்வி கொரோனா ஏற்படுத்திய தாங்கள் தாக்கத்திற்கு தற்காலிக நிவாரணமாகவோ அறிவு ஒழித்தரும் பள்ளி என்ற முதன்மை கருவிக்கு துணை கருவியாகவோ அமையாமல் அதுவே முதன்மையானால் சுமையே சுமையே சுமையே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் I congratulate Gandhi World Foundation for this unique venture Gandhi World ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்